பிரைஸ்லா கத்துடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம் உங்களுடைய ஜப குறிப்புகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தெரியப்படுத்தலாம் இந்த ஃபார்ட்டி டேஸ் ப்ரேயரில் மாத்திரமல்ல அனுதினமும் ஜபிக்க நீங்கள் ஏதாகிலும் ஒரு குறிப்பிட்ட ஜப குறிப்புகளுக்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் எப்போ வேணால் நீங்கள் தெரியப்படுத்தலாம் அதே போல் கத்தர் ஏதாகிலும் நன்மை செய்திருந்தால் உங்கள் சாட்சிகளை தேவநாமத்தின் மகிமைக்கென்று சபையில் நீங்கள் சொல்லும்படியாய் நான் கேட்கிறேன் எல்லாரும் நம்முடைய வாக்குத்தத்த வசனத்தை எடுத்துக்கொள்வோம் ஆபகுக் மூன்று பத்தொன்பது எஸ் படி ஆமேன் ஆண்டவராகி கர்த்தர் என்பலன் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ண he will make my feet like an hinds feet hallelujah and he will make me walk up in to the higher places ஆமே hallelujah can we all close our eyes கண்களை மூடி ஒரு ரெண்டு கத்திரை நோக்கி நம்ம பார்க்கலாம் அன்பின் பரலோக பிதாவே சர்வ வளமில்ல தேவனே நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்கிறோம் உமை துதிக்கிறோம் ஆண்டவரே இன்றைக்கும் அப்பா உங்கள் ஜீவனும் உங்கள் வல்லமையும் இருதயத்தை வகையறுக்கிறதும் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாததுமான உங்கள் ஜீவ வார்த்தையை இன்றைக்கும் நீர் எங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஆண்டவரே எங்கள் செவியை எங்கள் இருதயத்தை நாங்கள் ஆண்டவரே திறக்கிறோம் எங்கள் சிந்தனையை ஆண்டவரே அதற்கு நேராக நாங்கள் திருப்புகிறோம் உடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் விழட்டும் ஆண்டவரே அது நல்ல ஆண்டவரே நிலத்தில் விழுந்த விதையைப் போல பலன்களை கொடுக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவை amen praise the Lord praise the Lord கத்தர் என் பலன் அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார் அல்ல he will walk make me walk in the higher places ஐயோ மவுண்டெயின் அல்ல லூயா ஒரு மலைகளின் அனுபவத்தை அல்ல லூயா கத்தர் இங்கே பேசியிருக்கிறத பார்க்குறோம் சென்ற வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்பேனா கேட்க மாட்டேன் கேப்பியா <laughs> கேப்பியா அப்படின்னு <laughs> நானே சொல்லி நானே சொல்லிடுறேன் அல்ல <laughs> ஒரு குழியிலிருந்து கத்தர் ஒருவனை உயர்த்துகிறார் எங்கே மலை மலைன்னு பார்க்குறோம் எங்கேருந்து மலைக்கு போகணும் அது ஞாபகம் வச்சுக்கணும் மலையின் அனுபவம் everyone likes higher places mountain experience மலைகளின் அனுபவம் எல்லாருக்கும் பிடிக்கும் உயர்ந்த ஸ்தலங்கள் எல்லாரும் விரும்புகிறது தான் ஆனால் எங்கேருந்து கத்துற ஒரு மனுஷன் அங்கே கொண்டு போய் வைக்கிறாரு ஃப்ரம் த பிட் இல்லையா from the pit to the higher places அல்ல சாதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷன் அல்ல குழியில் விழுந்து கிடந்த ஒரு மனுஷன் ஐ மீன் குழியில் விழுந்து கிடந்த மனுஷன் பல குழிகள் ஒரு மனித வாழ்க்கையில் இருக்கிறது பாவ குழிகள் பாவ சேற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு அடிக்ஷனில் ஒருத்தன் வாழ்கிறான் அப்படின்னா பாவக்குழியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் தோல்வியின் நிலை தோல்வியின் குழியாக எல்லாரும் ரிஜெக்ட் பண்ண ஒரு சூழ்நிலை ரிஜெக்ஷன் பிட்டது ஆமை அலலுயா மன விரக்தியின் சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட பல அலலுயா டிப்ரெஷன் சொல்லிட்டு பல பிரச்சனைகள் உலகத்தில் நிறைஞ்சிருக்குதுங்க குழியில் இருக்கும் அனுபவம் pit experience I mean pit experience குழியில் இருக்கும் அனுபவம் குழியில் இருக்கிற ஒருத்தனை கத்தை தூக்கி விட்டாலே ஆசீர்வாதம்னு சொன்னேன் தூக்கி விடுகிற தேவன் அல்ல தூக்கி அவனை மலை மேலே நிறுத்துகிற தேவன் அதுதாங்க அதில் வண்டர் அதுதான் அதில் அதிசயம் சும்மா காப்பாற்றி விடுறது அல்ல அவர் அவனை உயர்த்தி வைக்க அலலூயா அவனை ஆசீர்வதிக்க பலருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற கத்தர் விரும்ப அநேக உதாரணங்களை பார்த்தோம் எக்ஸாம்பிள் மிக முக்கியமான உதாரணம் லேகியோன் ஐ மீன் அவன் தெக்கப்போலி பட்டணத்தையும் அதை சுற்றியுள்ள பட்டணத்திற்கு ஒரு பாஸ்டராகிட்டான் அவன் யார் பல பேய்களை பிசாசுகளை பிடித்திருந்த ஒரு மனுஷன் குழியிலிருந்து மாத்திரம் தூக்கி விடலை உயரத்தில் கொண்டு போய் வச்சார் அலலூயா அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கு இன்றைக்கும் கூட மலையின் அனுபவம் என்றால் என்ன அப்படின்னு வேகமாக நம்ம பார்க்கலாம் மலைகளின் எங்கள் இப்போ எங்கள் டப்ளினில் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டே இருக்குது என்ன சொல்லுங்கள் எனக்கு வந்து நிறைய பேர் டெக்ஸ்ட் அனுப்பிச்சாங்க நிறைய பேர் கேட்டாங்க வெல்ஃபாஸ்ட்டில் மட்டும் ஃபுல்லாக மெசேஜ் கொடுக்குறீங்க நீங்கள் அங்கே வந்து டைம் இருக்காது பாருங்கள் அங்கே வந்து எங்களுக்கு அடுத்து இன்னொரு சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிடும் அதனால் சீக்கிரம் முடிச்சாகணும் இங்கே அந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்றதுனால நான் என்ன சொல் சொன்னேன் இந்த ப்ரேயரில் பெல்ஃபாஸ்ட் மெசேஜை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் டப்ளினில் உடனே நிறைய டெக்ஸ்ட் வந்துருச்சு எனக்கு அது என்ன எங்களுக்கு மட்டும் அப்பிடைசர் அவங்களுக்கு மட்டும் ஃபுல் மீலா அப்படின்னே ஒரு டெக்ஸ்ட் இருக்குது for Dublin appetiser for Belfast full மீலா அப்படின்னு ப்ரைஸ் தான் அடலலுயா கத்தர் கொடுத்த இந்த இந்த டைமுக்காக இந்த பிளேஸ்க்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் அதனால தான் வார்த்தையை முழுக்க விளக்க முடிகிறது ஓகே இன்றைக்கும் கூட ஆண்டவர் இந்த மலைகளின் அனுபவம் என்றால் என்ன இந்த மலைகளின் அனுபவம் என்றால் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த மலைகளின் அனுபவம் அது குழியிலிருந்து ஒருத்தனை உயர்த்தி விடுகிறது என்பது நான் சொல்கிறது ஒரு குழியில் இருக்கிறவனை கொண்டு போய்ட்டு நார்மல் சர்ஃபேஸில் பிளெயின் சர்ஃபேஸில் வைப்பது மலைகளில் உயர்த்துகிற அனுபவம் இல்லை நான் சொன்ன மலைகளின் அனுபவம்ன்றது இட் ஆல்வேஸ் என்னது என்ன தெரியுங்களா ஸ்பிரிச்சுவல் என்கவுண்டர்ஸ் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் உயர உயரன்னு பார்க்கும்போது ப்ரொமோஷனாக வீட்டுக்கு மேலே வீடா ஆசீர்வாதத்துக்கு மேலே அந்த உயரத்தை மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது எடுத்தோன்னே சம்டைம் நம்ம அப்படி நினச்சிருவோம் பாருங்கள் உயர அனுபவங்களை நம்ம யோசிக்கும் பொழுது உலகத்தின் மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்கை தான் மைண்டுக்கு டக்குன்னு பழிச்சு இந்த கர்த்தர் உங்களை உயர்த்துவார் பிரதர் அப்படின்னு ஒருத்தங்களை சொன்னோன்னு வச்சுக்கோங்க என்ன நினைப்பாங்க நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும் போல் நிறைய பணம் கிடைக்கும் போல இருக்குது நிறைய காரியம் நம்ம சாதிக்கலாம் போல இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் பைபிளில் அது அது இல்லை என்று அர்த்தம் இல்லை கத்தர் ஆசிர் ஜனங்களை ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறாரு கத்தர் அவர்களை உயர்த்த தான் விரும்புகிறாரு ஆனால் உயர்வு என்பது போது கத்தர் பரலோகம் பார்க்கிறது கிங்டம் பிரின்சிபலை தான் கத்தர் அதை அப்ளை பண்ணுறார் முதல்ல ராஜ்யத்தின் பரிமாணங்களை கத்தர் என்ன பண்ணுறாரு உயர்வுன்னா அதுதான் முதல்ல இட் இஸ் ஸ்பிரிச்சுவலுங்க then material I mean material is there அது அது என்னது இவைகளும் கூட கொடுக்கப்படும் என்ற லிஸ்ட்டில் வேணால் வந்துடலாமே ஒழிய முதல்ல கத்தர் வைக்க விரும்புவது ராஜ்யத்திற்குரிய காரியங்களில் அது மாத் ஆவிக்குரிய காரியங்கள் ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் இது எல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும் ஆனால் இது மட்டும் என்னது சோல் மட்டும் ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறது நம்மளில் எதுங்க நம்ம சரீரத்தை விரும்புகிறோம் ஆண்டவர் நம்மளுடைய சோல் ஏன்னா இதுதான் ஆண்டவரோடு கூட நித்திய வாழ்வை வாழப்போகிறது சுதந்திரித்து கொள்ளப் போகிறது அவரோடு ஆளுகை செய்ய போகிறது எப்போவுமே கூட இருக்க போகிற சோலை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் ஆண்டவர் ரொம்ப ஆவிக்குரிய காரியங்களுக்கு ரொம்ப கவனம் செலுத்துகிறார் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அநேக கா பிளெஸ்ஸிங்ஸ் வந்து it is related to the soul hello ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தான் குறித்து அதிகமாக போட்டிருக்கு அதுக்காக மெட்டீரியல் பிளெஸிங் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் நம்மளுடைய பர்ஸ்பெக்டிவும் நம்மளுடைய ப்ரையாரிட்டியும் அதன் மேல் வைக்காதபடிக்கு கத்தர் அதையும் கொடுப்பார் அல்ல லூயா ஆனால் மலைகளின் அனுபவம் மவுண்டைன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னாலே it is spiritual rather than material rather than material கத்தர் அவருடைய மலைகளின் இப்போ பாருங்கள் ஒருத்தன் குழியில் இருக்கிறான்னு சொன்னேன் பாவக்குழியில் ஒரு வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு மனிதனை கத்தை தூக்கி எடுத்து கத்தை தூக்கி எடுத்து உயர்த்துக்கிறார் பாருங்களேன் நல்லவங்க அப்போது பாவத்தில் இருக்கிறவங்க தூக்கப்படுகிறது என்பது பாவம் செய்யாதது அப்படிதானே பாவம் அது ஒரு அடிக்ஷன் பாவன்றது பாவக்குழின்றது ஒரு அடி ஏதோ ஒரு addiction some addiction some addiction அதுலேருந்து தூக்கி எடுத்தால் அது வந்து ஒரு பெரிய உயர்வா இல்லை தூக்கி எடுக்கிறது பெரிய உயர்வு இல்லை தூக்கி எடுத்து மலையில் நிறுத்துறது தான் ஒரு பெரிய உயர்வுன்னு சொன்னேன் இப்போ சன்மார்க்கர்கள் உண்டு இந்த உலகத்தில் தெரியுமா அவங்களுக்கு எறும்ப கூட மிதிக்காதவங்க எனக்கு தெரியும் இந்த ஜெயினிசம் அந்த அந்த ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறவங்க என்ன பண்ண மாட்டாங்களாம் அவ்வளோ நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க எறும்பு கூட மிதிக்க மாட்டாங்க எறும்பு கூட மிதிக்க மாட்டாங்க யாருக்குமே துரோகம் நினைக்காத ஆண்டவரை அறியாத ஜனங்களும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க இருக்கிறாங்களா இல்லையா நிறைய பேர் வெளியே தான் இருக்கிறாங்கன்றீங்களா சர்ச்சுக்குள்ளே தான் கம்மி அப்படிப்பட்ட ஆளுங்க வெளியே தான் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆமே ஸோ மற்றவர்களுக்கு மற்றவர்களை நேசிக்கிறவங்க யாருக்கும் துரோகம் பண்ணாதவங்க எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவங்க இப்படிப்பட்ட நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க பாருங்கள் நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப நல்ல குணம் உள்ளவங்கெல்லாம் இருக்கிறாங்க ஆனால் ஆண்டவர் சொன்னார் சன்மார்க்கனும் துன்மார்க்கனும் கத்தருடைய ராஜ்யத்தில் துன்மார்க்கனுக்கு ஈக்குவல் ஆகிட்டார் எறும்பெல்லாம் மிதிக்காமல் நடந்து நாலு பேருக்கு ஏழைகளுக்கெல்லாம் உதவுறவன துன்மார்க்கனுக்கு ஈக்குவல் ஆகிட்டார் ஆண்டவர் சன்மார்க்கனும் துன்மார்க்கனும் கத்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை லூயா அப்போது ஆண்டவர் பாருங்களேன் அப்போ அடிக்ஷன் இல்லாமல் ஒருத்தர் இருந்தான்னா அவன் மலையில் இருக்கவன் கிடையாது அவன் நல்லவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா கூட அவன் உயர்ந்த ஸ்தலங்களில் இருக்கிறவன் அல்ல அவன் சரியான சமநிலையில் வேணால் இருக்கிறான்னு வேணால் சொல்லலாம் ஆனால் கத் இயேசுவே அல்லூய இயேசு கிறிஸ்துவை நாமமே அல்லாமல் அவரே வழியாக இல்லாமல் ஒருவனும் தேவனிடத்தில் சேரவே முடியாது அல்லூயா ஒருவனும் பரலோகத்திற்கு போகவே அதுதான் உயர் ஸ்தலங்களின் அனுபவம் அதான் மலைகளின் அனுபவம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்து குழியிலிருந்து ஒருத்தனை தூக்கி எடுத்து பாவத்திலிருந்து மட்டும் மீட்பு கொடுக்கல அவரோடு அவனை ஒப்புரவாக்கினார் ஐ மீன் சன்மார்க்கனால் ஒப்புரவாக முடியாது ஒரு எறும்பு கூட மிதிக்காத ஆள்லாம் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களால ஆண்டவரோட ஒப்புரவாக முடியாது முடியாது அநேக நல்ல நல்லவர்கள் உலகத்தில் உண்டு அநேக மகாத்மாக்கள் என்று சொல்லுகிறவர்களும் உலகத்தில் உண்டு ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் அலலூயா ஒருவனும் தேவனிடத்தில் சேரவே முடியாது அலலூயா அதுதாங்க உன்னத அனுபவம் அதுதான் உயர்ஸ்தலங்களின் அனுபவம் முதல்ல நான் அதை வைக்க விரும்புகிறேன் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை அந்த salvation experience hallelujah you cannot reconcile with God without Jesus Christ I mean you cannot have relationship with God without Jesus Christ ஏசு கிறிஸ்து இல்லாமல் தேவனோடு உங்களால் ஒப்புரவாக முடியாது ஐ மீன் எந்த மனுஷனாலும் ஒப்புற முடியா ஒப்புரவாக முடியாது ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத ஒருத்தனாலும் ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியாது அவன் எவ்வளவு நல்லவனாவனா இருக்கலாம் நம்ம ஊரில் இந்த சுனாமி இந்த வெள்ளம்லாம் நிறையா வந்துச்சு அப்போல்லாம் நான் ஒரு ஒரு காரியம் என்னென்னா நிறையா முஸ்லீம்ஸ் தான் ஹெல்ப் பண்ணாங்களாம் கிறிஸ்டின்ஸ்லாம் வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க ஆமாம் நான் சில பேர் ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க ஆனால் பாருங்கள் உலகத்தில் வந்து இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது கொஞ்சம் நம்ம நம்ம கிறிஸ்டின்ஸே என்ன சொல்லுவோம் என்ன பாஸ்டர் சர்ச்சு சர்ச்சு வந்து ஆண்டவர் நிறைய சொல்லியிருக்காரு ஏழைக்கு இறங்குகிறவன் கத்திர கடன் கூட எல்லாம் சொல்லியிருக்காரு ஆனால் அதை விட ப்ரையாரிட்டினா சொல்லுங்கள் name of the Lord I mean அந்த நாமத்தை கண்டுகொள்வது அந்த நாமத்தை நமஸ்கரிப்பது அந்த நாமத்தின் பேரில் விசுவாசமாக இருப்பது ஐ மீன் ஏழைக்கு உதவி செய் அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்னு சொல்லலை அப்படி வசனம் இருக்குதா ஏழைகளுக்கு தர்மம் பண்ணு அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொல்லு அவரிடத்தில் விசுவாசமாக இருந்தால் தான் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் ஆம் என் ப்ரைஸ் எல்லாம் அப்போது உயர் மலைகளின் அனுபவம் என்பது என்னென்னா தேவனோட ஒப்புரவாது உங்களுக்கு அப்படிலாம் தோணலையா என்ன பாஸ் ஏன்னா ப்ரொமோஷன் கிமோஷன் பேசுங்க அதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கிறீங்க நீங்களாம் இதுதான் இட் ஸ்டார்ட்ஸ் வித் திஸ் லூயா உயர் மலைகளின் அனுபவம் start with the salvation experience உங்களுக்கு இருக்கிற ரட்சிப்பு உயர் ஸ்தலங்களில் நீங்கள் நிற்க வைக்கிற அனுபவம் தேவனோடு ஒப்புரவாகிற அனுபவம் ஏன்னா நான் ஏன் இதெல்லாம் மற்றவங்களை உதாரணமாக சொன்னேன்னா அவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் அவங்க பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஸ்லாக்கியத்தை கத்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் ஐ மீன் அதுதான் உயர் ஸ்தலங்களில் நிற்க வைப்பது எனக்கு அந்த குவாலிட்டியே இல்லைப்பா நாலு நான் பத்து காசு கொடுக்க மாட்டேன் யாருக்கும் <laughs> நீங்களாம் நல்லவங்க நீங்களாம் கொடுப்பீங்க <laughs> நான் வெளியே இருக்கிறவங்கள சொன்னேன் ஆனாலும் ஒரு ஸ்பெஷல் ஆகியிருக்காரு in the name of the Lord இல்லையா ஏசு கிறிஸ்துவின் நாமம் ஏசு கிறிஸ்துவின் நாமம் ஏசு கிறிஸ்துவின் நாமம் ஆமே லூயா அதுதான் உயர் மலைகளின் அனுபவம் அதுதான் உயர் ஸ்தலங்களின் அனுபவம் இந்த உயர் ஸ்தலங்களின் அனுபவங்களை லூயா ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க போகிறோம் முதல்ல என்ன முதல்ல என்ன க இந்த மலையில் நான் இந்த மலையினால பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் லிட்ரலி மலை இல்லாமல் கத்தர் ஒருத்தர்கிட்ட தரிசனமாகவே மாட்டார் த பாயிண்ட் ஆஃப் கம்யூனிகேஷனே மவுண்டெயின் தான் பழைய நாட்களில் I mean point of communication என்னதுங்க மவுண்டன் தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு மலைக்கு வா உன் புத்திரன் என்ன பண்ணு ஏகசுதனை மலையில் கொண்டு வந்து பலியிடு மோசேவை மலையில் ஏறி வா அப்படின்னு ஆண்டவர் பார்த்திங்கன்னா மலையில் தரிசனமாகுவதை விரும்புகிறார் மலை ஆண்ட இயேசு கிறிஸ்துவானவர் வந்து இந்த உலகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் செஞ்சதெல்லாம் மலை பிரசங்கம் அதானே sermon on the mount sermon on the mount மலை பிரசங்கங்கள் கடைசியாக க கிளைமேக்ஸ் எங்கே நடந்துச்சு கல்வாரி மலை மேலே தான் இந்த மலை ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ் இந்த மலை ரொம்ப முக்கியமான ஒரு place it's a point of contact இந்த பைபிள் மலைனா நிறையா டெஃபினிஷன் இருக்குது மலைக்கு பிப்ளிக்கல் மீனிங் நான் சொல்கிறேன் பிப்ளிக்கல் மீன் ஐயர் பிளேசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் it is an higher places hallelujah அது மாத்திரமல்ல it is a point of contact மலை என்பது ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அது மாத்திரமல்ல மலை என்பது க்ளோசர் டு காட் மவுண்ட் என்னதாங்க closer to God closer to God hallelujah மலை என்பது நானும் தேவனும் அதாவது நான் இப்போ குவாலிட்டி டைமை கொடுங்க நம்ம ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் குவாலிட்டி டைமே கொடுக்குறது இல்லைங்க <laughs> அப்படின்வாங்கல்ல அந்த மாதிரி குவாலிட்டி டைம் மலையின் அனுபவம் என்பது நானும் ஆண்டவரும் மட்டும் லூயா அந்த இன்டிமசியினுடைய ஒரு பிளேஸ் மவுண்டெயின் லூயா it is a place of intimacy between you and God it is அதனால தான் கத்தர் வந்து மோசையை கொடுக்கும்போது நீ மட்டும் வா யாரும் வரக்கூடாது யாரும் நெருங்கக்கூடாது அவங்கள பரிசுத்தம் பண்ணு மலை அடிவாரத்தில் இத்தனை தூரத்துக்கு மேலே நிற்கவை அப்படின்லாம் கத்தர் ஏன் சொன்னாருன்னா இந்த மவுண்டெயினில் விஷயம் இருக்குது இந்த மவுண்டெயினில் விஷயம் இருக்குது அலையில் நான் தான் இன்றைக்கி சொன்னேன் உங்கள் வீடுகளில் ஒரு மலை இருக்கணும் அப்படின்னேன் எல்லாம் அப்படியே பார்த்தாங்க வீட்டில் போய் என்ன பாஸ் எல்லாம் மண்ணெல்லாம் வாங்கிட்டு வந்து கொட்டிக்கிட்டி மலை அப்படின்னா you should have a place for God in your house up எங்கள் வீ இப்போ இருக்க வீட்டில் இல்லை ஆனால் இதுக்கு முன்பாக இருந்த வீடு வரைக்கும் எங்களுக்கு ப்ரேயர் ரூம்னு ஒன்று இருந்திருக்கு இப் இப்போ இருக்க வீட்டில் இல்லை வைக்க முடியல அதனால் இல்லை ஆனால் பிளேசஸ் ஆர் தேர் பட் ஒரு ரூமே வந்து இது வரைக்கும் நாங்கள் இருந்த வீடுகள் எல்லாமே ஒரு ப்ரேயர் ரூம் அப்படின்னு இருந்திருக்கு ப்ரேயர் ரூமே எல்லாராலையும் வைக்க முடியாது வீடுகள் சின்னதாக இருக்கலாம் ஆனால் you have a place of prayer அதான் மழை நமக்கு இங்கே நான் முட்டி போட்டு ஒரு இடத்துல நான் ஜெபம் பண்ணுறேன் பாருங்கள் அதுதான் மலை நமக்கு ஆமீன் சொல்லுங்கள் அலலூயா அதுதான் மலை அலலூயா அதுதான் உங்கள் வீட்டில் மலை இருக்கான்னு கேட்குறேன் ஐ மீன் உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கான்ற மாதிரி உங்கள் வீட்டில் மழை இருக்கா உங்கள் வீட்டில் மழை இருக்கா உங்கள் வீட்டில் மழை இருக்கா அதுதான் point of contact point of contact between me and God மலை தான் பிளேஸ் ஆஃப் இன்டிமெசி லூயா நானும் கடவுளும் மட்டும் அதனால தான் தனியாக ரூமையாக வைக்கிறேன் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு தான் அதனால தான் மற்ற எந்த தொந்தரவும் இல்லை நானும் ஆண்டவர் மட்டும் தனியாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் குவாலிட்டி டைமை நான் ஜபத்தில் ஆராதனையில் ஆண்டவரை துதிக்கிறதுல அவரோட பிரச்சனத்தில் இருக்கிறதுக்கு நான் கொடுக்கணும் புரியுதுங்களா அதுதான் மலை இப்போ நமக்கு வந்து மலை என்கின்ற லிட் புதிய உடன்படிக்கையில் அப்படி பழைய உடன்படி பழைய ஏற்பாட்டில் மலைனா ஜாகிரபிக்கலியே மலை தான் மலையில் தான் எல்லாமே லிட்டலாக மலை தான் அப்போது ஆனால் புதிய உடன்படிக்கையில் இதுதான் அர்த்தம் பிப்ளிக்கல் மீனிங் ஆஃப் இட் நானும் தேவனும் hallelujah point of contact closer to God ஆமே இது நமக்கு இருக்கா இன்றைக்கி இன்றைக்கி இல்லைன்னா வீடுகளில் இனிமேல்ட்டு ஒரு பர்டிகுலர் பிளேஸை தேர்ந்தெடுங்க மற்ற இடத்துல ஜோம் பண்ண ஆண்டவர் வரமாட்டாரா அப்படிலாம் கெஸ்டின்லாம் கேட்காதீங்க வருவார் <laughs> வருவார் எங்கே ஜோம் காரில் ஜோம் பண்ணால் கூட தேவ பிரசனம் இருக்கும் ஆனால் ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் அப்போ நீங்கள் அப்போ ஆண்டவரே தான் கேட்கணும் ஏன் மலைக்கு ஏறி வர சொன்னார் மோசேவை அவர் நினச்சா கீழே கூட தரிசனம் மலை அடிவாரத்தில் கூட வந்திருக்கலாமே வர முடியும் <laughs> ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் கத்த தமக்கென்று வைத்திருக்கின்ற ஒரு காரியம் ஆனால் உங்கள் வீடுகளில் இன்றைக்கி என்ன பண்ணுங்க ஒரு இடம் நான் முட்டி போடுற இடம்னு ஒரு இடம் இருக்கட்டும் இருக்கட்டும் அதுதான் உங்கள் வீடோ வீட்டினுடைய மலை அதுதான் பவர்ஃபுல் அல்லையா மலை மேலே நடந்தது மலை அடிவாரத்துலலாம் பார்த்தாங்களாம் ஜனங்க அப்படி தானேங்க மலை மேலே ஆண்டவருடைய பிரச்சனை இறங்கினதை மலை அடிவாரத்தில் இருக்க ஜனங்கள்லாம் பார்த்து பயந்தாங்களாம் அந்த அளவுக்கு தேவ மகிமை அக்கினியாய் மலையின் மீது இறங்கினதை நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி உங்கள் வீட்டில் இருக்க அந்த ஒரு இடம் அலலுயா உங்கள் வீட்டை அலலுயா பிரகாசிக்க வைக்கும் மலையின் உச்சியில் கொடுமுடியில் மகிமை இறங்குச்சான் மலையை சுற்றிலும் பிரகாசமாக இருந்துச்சான் படிக்கிறீங்களா வேதத்தில் அப்போ உங்கள் வீட்டில் இருக்க அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அந்த மலை ஐ மீன் உங்கள் வீடு முழுக்கவும் பிரகாசிக்க வைக்கும் உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க வைக்கும் உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையை உங்கள் பிள்ளைங்களும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள் ஒரு இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஒரு தனி பிளேஸில் closer to God you and God alone experience அப்படின்னு நான் சொன்னேன் அப்போனா அவங்க பிள்ளைங்க பார்ப்பாங்க பிள்ளைங்க பார்ப்பாங்க நம்ம சும்மா வா நம்மளே செய்யாமல் பசங்கிட்ட சொன்னால் அதில் எஃபெக்டிவே இருக்காது நீ ஜெபிச்சு பார்த்ததே இல்லையப்பா ப்ரேயர் <laughs> பண்ணு காலையில் ஜெபம் பண்ணு பைபிள் படி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்ல ஒரு அறிவுரை தான் நீங்கள் பண்ணீங்களான்றது பிள்ளைங்க சம்டைம் கேட்க மாட்டாங்க மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க பண்ணுறதே இல்லை நம்மளை மட்டும் சொல்கிறேன் சொல்கிறது அப்படின்னு அப்போது சொல்கிறத காட்டிலும் பிள்ளைங்களை பார்க்க வைக்கணும் எங்கள் அப்பா அந்த இடத்துல ஜெபம் பண்ணுவார் எங்கள் அம்மா அந்த இடத்துல ஜெபம் பண்ணுவாங்க அப்படியே பிள்ளைங்க என்ன பண்ணும் தானாக அந்த இடத்துல ஜெபம் பண்ண வரும் அந்த பிள்ளைங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக் கொடுக்கணும் நம்ம மலையின் அனுபவம் உன்னத அனுபவம் அல்ல லூயா மலையின் அனுபவம் வல்லமையான அனுபவம் அந்த அனுபவத்தை கத்த நமக்கு தருவாராக நான் உயர் ஸ்தலங்களுக்கு உன்னை கொண்டு போவோம்ப்பா மான்களின் கால்களை போல் ஆக்குவேன் அப்படின்னா இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா மவுண்டென்ஸில் ரோடெல்லாம் போட்டு அழகாக பார்க்கிங்லாம் வச்சு அதுக்கப்புறம் அப்படியே மவுண்டெயின் வாக்லாம் பண்ணலாம் ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்க காரியத்துக்கு ரோடு போடவே முடியாது இந்த மவுண்டனுக்கு it is a steep mountain இதுக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை என்னதுங்க மான்களின் கால்கள் மட்டுமே ஏறும் இதில் மான்களின் கால்கள் மட்டும்தான் உயர போக முடியும் ரோடு யாரும் போட முடியாது ஏன்னா அப்படிப்பட்ட மலை அல்ல இந்த மலையை ஏற வைக்கணும்னா ஆண்டவர் மான்களின் கால்களை கொடுத்தா தான் ஏற நிறைய ஸ்டீப் மவுண்டெயின்ஸில் இந்த மான் ஏறி நிற்கிறது வியப்பாக இருக்கும் எப்படியா இது மேலே ஏறிச்சு இந்த மான் எப்படியா இந்த வரையாடு இது மேலே ஏறிச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு வியப்பாக இருக்கின்ற இடங்கள் உண்டு ஐ மீன் ஏன்னா impossible places you cannot climb you cannot climb நார்மலாக கிளைம் பண்ண முடியாது வித்தவுட் ஐன்ஸ் ஃபீட் மானோட கால் இருந்தால் தான் மேலே ஏற முடியும் அதான் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த ஸ்தலத்துக்கு மனித ஒத்தாசையே பண்ண முடியாது மனுஷன் பாதை போட முடியாது மான்களின் கால்களின் அனுபவம் அல்லையா உயர் மலைகளுக்கு நேராக நம்மளை கொண்டு போவோம் ஐ மீன் ஒரு மான்களின் கால்களின் அனுபவம் உயர் மலைகளுக்கு நேராக நம்மளை கொண்டு போவோம் ஆண்டவர் எதிர்பார்க்க விரும்புகிறது first experience the very presence of God you can experience in the mount மலைகளின் அனுபவத்தின் முதல் காரியம் என்னங்க பிரசன்னம் மலைனா தேவ பிரசன்னம் கத்தருடைய பெட்டினா தேவ பிரசன்னம் ஆர்க் ஆஃப் த கவனட்னா என்னங்க த ப்ரசன்ஸ் ஆஃப் காட் எங்கெல்லாம் ஆர்க் ஆஃப் த கவனன்ட் இருந்துச்சோ எங்கெல்லாம் கத்தருடைய பெட்டி இருந்ததோ அங்கெல்லாம் தேவ பிரசனம் இருங்கிறது எங்கெல்லாம் மலையில் நான் கத்தரை நோக்கி பார்க்கணும் அங்கெல்லாம் கத்தர் இறங்குகிறார் hallelujah first thing first thing experience என்னென்னா it is a divine hallelujah கனெக்ஷனை லூயா வெளிப்படையாய் மேனிஃபெஸ்ட் பண்ணுற ஒரு இடம் தான் மவுண்டன் லூயா is presence will be manifest manifested in the mountain ஐயோ பிளேசஸ் ஐ மீன் கத்தருடைய பிரசனம் பிரத்யட்சமாக மேனிஃபெஸ்ட் ஆகிற ஒரு இடம் தான் மலை அனுபவம் மவுண்டைன் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ மீன் கத்தர் அல்லையா நான் இன்றைக்கி சொன்ன ஒரு காரியத்தை செஞ்சு பாருங்கள் இதுக்கு முன்னாடி ஜபம் பண்ணுறதோட என்ன கூட கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் உங்கள் ப்ரேயர்ஸ் அந்த இடத்துல நான் முட்டி போட்டாவே அப்படின்னு ஆகிடும் <laughs> முட்டி போட்டாலே அப்படி தான் சில பேர் நாங்கள்லாம் நான் இப்போ இல்லைன்னு சொன்னேன்ல இப்போ எல்லா இடத்துலையும் முட்டி போடுறேன் ரைஸ் எல்லாம் <laughs> நான் வந்து ஒரு எயிட்டீன் நைன்டீன் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னாக ரொம்ப நிறைய அனுபவம் இருக்குது இந்த பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு வரைக்கும்லாம் அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவேன் எக்ஸ்பெஷலி இந்த பத்தொம்போது வயசுக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட இடம் இந்த குறிப்பிட்ட இடத்துல நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவேன் அந்த இடத்துல முட்டி போடும்பொழுதே ஒரு பிரச்சனை நான் மாற்றிலாம் பார்த்துருக்குறேன் அதுக்காக நீங்கள் நான் அப்படி சொல்லலை வேறு எங்கேயும் போட்டால் வராதுன்னு அது நீங்கள் ஐடியலாக மாற்றிட போகிறீங்க அப்படிலாம் இல்லை அது ஒரு டிசிப்ளின் தான் பட் ஓகே அந்த இடத்துல முட்டி முட்டி முட்டி போட்டும் போது தேவ பிரஷ் அந்த இடத்துல பிசாசுகள் ஓடினதை பார்க்குறேன் இங்கே ஜோம் பண்ணி அங்கே வேறு எங்கேயோ பிசாசுலாம் ஓடி இருக்கு நான் முட்டி போட்டு பிசாசினுடைய கிரியைகளை வெளிப்படையாக பார்த்துருக்கேன் ஜ நீங்கள் சினிமாவில் பார்த்துருக்கீங்கள ஜன்னல் டப்பு டப்புன்னு அடிக்கும் இல்லை <laughs> அப்படி தான் சினிமாவில் பேய் அப்படி அடிக்க பேய் வர்றது எப்படி டப்பா டப்பால்னு ஜன்னல் அடிக்கும் திடீர்னு காற்று வீசும் அதே மாதிரி ஒரு அனுபவம் நாய் ஊழையிடும் அதே மாதிரி அனுபவங்களும் அந்த இடத்துல முட்டி போட்டு நான் அதே மாதிரி அனுபவம் பிசாசு ஓடுகிறத பிசாசு பிரத்யட்சமாக ஓடுகிறத அந்த இடத்துல முட்டி போட்டு பிசாசுகள் ஓடினதை நான் பார்த்துருக்குறேன் ஆமே நல்ல லூயா லிட்ரலாக பிசாசு ஓடுகிறதை நான் பார்த்துருக்குறேன் அப்படிப்பட்ட வல்லமையான அந்த அந்த டைம் அந்த இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணது எனக்கு இன்றைக்கி வரைக்கும் ப்ளெஸ்ஸிங்காக இருக்குது நான் சொன்னேன் ஒரு பத்தொம்போது இருபது இருபத்தொரு வயசில் நான் ஒரு இடத்துல முட்டி போட்டு ஜோம் பண்ணுவேன்னு நான் இப்போ இப்பயும் சொல்ல முடியும் அந்த இடத்துல நான் இப்போ ஜோம் பண்ணுதா எப்பயோ ஜோம் பண்ணுது இப்போ எனக்கு அந்த வயசு தான் வைங்க இப்போ வரைக்கும் அதனுடைய இம்பேக்ட் இருக்குது இப்போ வரைக்கும் அந்த இம்பேக்ட் இருக்குது இப்போ வரைக்கும் அந்த எனக்கு இந்த இம்பேக்ட் இருக்குது இல்லையா உங்கள் வீடுகளில் ஒரு மலையின் அனுபவத்தை உண்டு பண்ணணும் நீங்கள் ஆமே உங்கள் வீடுகளில் ஒரு மலையின் அனுபவம் மலையினாலே the very presence of God will manifest in that place very presence of God will manifest in your house அல்ல லூயா very presence of God will manifest in your life மலையில் தான் தேவனை you can see God you can hear from God you can speak to God you can feel God என்ன அனுபவம் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால் ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் எப்படிங்க தேவ பிரசனத்தை நான் உணர முடியும் மலையில் மோசே பார்த்தார் ஆண்டவரை மலையில் கத் மோசே கத்தரை கேட்டார் பல பேர் கேட்டிருக்காங்க மலையில் மலை லூயா மலையில் அநேக தேவ ஜனங்கள் தேவ பிரசனத்தை பிரத்யட்சமாய் உணர முடிந்தது எல்லாரும் பார்க்க முடிந்தது பிரசன்ஸை கீழே இருக்கிறவங்க கூட பார்த்தாங்க மேலே இருக்கவங்க மட்டும் இல்லை மலையில் ஆண்டவர் இறங்கினதை கீழே இருக்கிற ஜனங்கள் கூட பார்த்தாங்க உடனே சொல்கிறாங்கப்பா கடவுள் மட்டும் பே அவர் பேசினது இடி முழக்கம் மாதிரி இருந்துச்சான் தண்டர் மாதிரி இருந்துச்சான் பயங்கரமாக பேசியிருக்கார் நான் மலையில் ஆண்டவர் வந்து மோசையோட பேசினது கீழே உள்ள ஜனங்களுக்கு இடிமுழக்கம் போல் இருந்ததான் இடிமுழக்கம் போல் இருந்துச்சான் அப்போ உடனே மக்கள் சொல்கிறாங்க அவர் மட்டும் பேச வேணான்னு சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் அப்படி வசனம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக பேச வேணாம்னு சொல்லிடுப்பா மோசம் எடுத்துலாம் டேரெக்டாக எதுவும் பேச வேணாம் எங்களால் தாங்கவே முடியாது நாங்கள் செத்து போயிடுவோம் அவர் பேசலாம் அந்த அளவு இருக்குது வாய்ஸ் தண்டர் வாய்ஸ் இடிமுழக்கத்தின் குரல் ஆமீன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்டு எங்ககிட்ட சொல்லிவிடுங்க கம்யூனிகேட் பண்ணிவிடுங்க டேரெக்டாக எங்களால் கேட்க முடியாது வாய்ஸ் ஐ மீன் அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு அனுபவம் எந்த அனுபவம் மலையின் அனுபவம் அல்ல லூயா த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் இந்த மூணு அனுபவம் மலையில் இருக்கும் you can see God you can hear from God you can feel God and also you can speak to God I mean and you can worship God எங்கெங்க ஆரா அந்த நாட்டில் ஆராதனை என்ன தெரியுமா பலி செலுத்தாமல் ஆராதனை கிடையாது கத்தரை ஆராதிக்க போகிறோன்னு ஒருத்தங்க அந்த நாட்களில் சொன்னாங்கன்னா கத்தரை ஆராதிக்க போகிறோன்னா அங்கே என்ன பண்ணும் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு வந்துட முடியாது பலி செலுத்தணும் பலி செலுத்தினா தான் பலி செலுத்துறது தான் வர்ஷிப் அந்த நாட்கள் நம்ம மாதிரி நாலு பாட்டு பாடிட்டு போயிடுறது ஆராதனை கிடையாது அந்த நாட்களில் பலி செலுத்தணும் இப்போ ஆராதனைன்னா என்ன இப்போ பாட்டு பாடுறதா இப்போ உங்களையே பலி செலுத்தணும் நீங்கள் ஐ மீன் துதிக்கிறது பாட்டு பாடுறது fine without submitting yourself எல்லா ஸ்தோத்திர பலியும் சத்தம் எடுக்கிற வெண்கலம் போல் மாறிடும் என்னை நான் அர்ப்பணித்து சொல்கிற ஸ்தோத்திரம் அல்லேலியெல்லாம் பவர்ஃபுல் தான் இப்போ வந்து அன்னைக்கு வந்து ஆடு மாடெல்லாம் பலி பண்ணாங்க அதான் ஒர்ஷிப் அப்போது ஒர்ஷிப்னாலே பலி இல்லாமல் ஒர்ஷிப்பே கிடையாது there is no worship without sacrifice there is no worship without sacrifice I mean அந்த பழைய ஏற்பாட்டு நாட்களில் தேவனை ஆராதிக்க போகிறோன்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா ஒரு ஆடே ஒரு மாடையோ பிடிச்சின்னு போகணும் பலி செலுத்தணும் எங்கே பலி செலுத்தணும் மலையில் place of worship I mean நல்லா ஆண்டவர் வந்து ஆபிரகாம் பார்த்து சொன்னார் மலையில் உன் பிள்ளை என்ன பண்ணு கொண்டு வந்து பலி செலுத்து மலையில் உன் பிள்ளையை கொண்டு வந்து பலி செலுத்து அப்படின்னு சொன்னார் இன்றைக்கும் மலைகளின் அனுபவம் the manifestation of the very presence of God it's a spiritual எக்ஸ்பீரியன்ஸுங்க முதல்ல அப்படி பார்க்கணும் நம்ம உயர்ந்த அனுபவம் என்னன்னா கடவுளோடு நெருங்கி ஜீவிக்கிறதை காட்டில் உயர்ந்த அனுபவம் என்ன நீங்கள் இந்த உலகத்திலேயே ஒரு ஹையஸ்ட் பொசிஷன் உள்ள ஆளோட உங்களுக்கு ஒரு கனெக்ஷன்னா அதை நீங்கள் பெருமையாக சொல்லிக்க மாட்டிங்களா நான் எப்போவுமே விளையாட்டாக சொல்லுவேன் சின்ன ஒரு கவுன்சிலருக்கே நம்மலாம் என்ன பண்ணுவோம் எனக்கு அவரை தெரியுங்க அப்படின்றோம் அப்போ உயர்ந்த பதவியில் ஒரு ஆளை ஒரு அதுதான் உங்களுக்கு நீங்கள் நினைப்பீங்க பெரிய பெரிய காரியமாக சொல்லிப்பீங்க யாரோ எங்கேயோ இருக்கிறாங்க எனக்கு ஒருத்தவங்க சொன்னார் ஏதோ தெலு தெலுங்கு ஆக்டர் பேர் மறந்துட்டேன் நான் அந்த ஆக்டரோட சித்தப்பா மகனோட ஃப்ரெண்டோட கூட படித்தவரான் அவர் ஏங்க நான் மேன் நான் இது சொல்ல நான் அதிகப்படுத்தி நான் மிகைப்படுத்தி சொல்லலை நான் இப்படியே சொன்னார் என்கிட்ட வந்து டப்ளினில் ஒருத்தர் இவர் யார் தெரியுங்களா அப்படின்னு யாருங்க அப்படின்னா ஒரு தெலுங்கு ஆக்டர் பேர் சொல்லி அவர் அவங்களோட அவங்க சொந்தக்காரங்கள சொந்தக்காரோட ஃப்ரெண்டு கூட படித்தவரான் இவர் அதையே சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இது உயர்ந்த அனுபவமாக இல்லையாங்க கத்தரோடு ஒரு ஹலலூயா கத்தரோடு நெருங்கி ஜீவிப்பது அவரை பார்ப்பது அவரிடம் பேசுவது அவர் வார்த்தையை கேட்பது அவரை உணர்வது அலலூயா அவரை ஆராதிப்பது உயர்ந்த மலையின் அனுபவம் ஆமீன் அலலூயா அதுதான் ஆண்டவர் சொன்னார் நான் உனக்கு ஒரு காலை கொடுப்பேன் நீ என் சமூகத்தில் வருவேன் ஆமே நீ என் சமூகத்தில் வருவ நீ என்னோடு கூட ஒப்புரவாவ நீ இருந்தது பாவ சேற்று அலலுயா நீ இருந்தது ஒரு பாவக்குழி தான் நான் உன்னை மீட்டு கொண்டு வந்து உயர்ந்து இதான் உயர்ந்த அனுபவம் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸை இது உங்களை கொண்டு போகும் இது பல மைல்களுக்கு உங்களை கொண்டு போகும் ஆண்டவருடைய கரம் எலியாவின் மேலே வந்து எத்தனை நாள் ஓடினார் அதில் போட்டிருக்கு ரொம்ப கிளியராக அயராமல் ஓடிருக்கார் மனுஷன் ஃபார்ட்டி டேஸ் நாற்பது நாள் அடுத்த டெஸ்டினி வரைக்கும் மனுஷன் ஓடிருக்கார் பாருங்கள் ஆவிக்குரிய அனுபவம் உங்களை ஓட வைக்கும் அயராமல் ஓட வைக்கும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட வைக்கும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓ எங்கேயும் நீங்கள் ஸ்டக்காகி நிற்க மாட்டீங்க எங்கேயும் மனம் சோர்ந்து நிற்க மாட்டீங்க நாலு பேர் வந்து சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் சோர்ந்து நின்றுவான் உங்களுக்கு இடியே தாக்குனாலும் நீங்கள் ஓடுவீங்க ஏன்னா தேவ பிரசன்னம் தேவ ப மகிமை தேவ பலன் அல்லலுயன் அப்போது you can see God you can hear God இதுக்கெல்லாம் வசனம் எடுத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை மோசே தேவனை பார்த்தார் அல்ல லூயா மோசே தேவனை பார்த்தார் எக்ஸோட த்ரீ ஃபோர் யாத்திராகம மூன்று நாலு இந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் மோசையோட ருட்டீன் மாறவே இல்லை மாமனாரோடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பது தான் அனுதின வேலை அவனுக்கு காலையில் எழுந்து ஆடு மேய்க்கணும் அந்த ஆடுகள் தான் ஆடு இவன் அவங்க ஒய்ஃப் கூட கண் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க என்னப்பா எப்போ பார்த்தாலும் ஆடு ஆடு ஆடு ஆடுன்னு அவங்க அவனுடைய ரெகுலர் ரொட்டீன் ஆடு மேய்க்கிறது தான் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஆடு மேய்க்கிறதுலே போயிடுச்சு பாருங்கள் நாற்பது வருஷம் ஆடு மேய்க்கிறதுலே போயிடுச்சு அன்டில் அன்டில் இந்த மலையின் அனுபவம் ஆண்டவர் சொன்னார் ஹலலு ஆண்டவரை பார்க்க போனான் அப்போ கத்தருடைய சத்தம் கேட்கிறது அன்னையிலேருந்து அடுத்த நாள் ஆடு மேய்க்க போகல அவர் கத்தர் வேற ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு அலலுயா ஒரு கமிஷனை அலலுயா கத்தர் அவனுக்கு கொடுத்துட்டார் அலலுயா இன்றைக்கி நாங்கள் சொல்கிறேன் மலையின் அனுபவம் it will change your routine ஆமீன் உங்களை உன்னதமான அனுபவங்களுக்கு நேராக கொண்டு போவோம் சில பேர் ருட்டீன் பிடிக்கலையா வீட்டில் போய் முட்டி போடுங்க அதான் அவங்க மலை கத்தர் மாற்றுவார் சூழ்நிலை கத்தர் மாற்றுவார் sometimes God wants you to kneel சில பேர் அந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறது இவ்வளோ ஒய்ஃப் பண்ணுவாங்க இல்லை வேறு யாருனா பண்ணுவாங்க ஃப்ரெண்டு பண்ணுவாங்க ஆண்ட கேட்பார் ஆனாலும் நம்ம முட்டி போடணும் அது பவர்ஃபுல் நீங்கள் முட்டி போடணும் ஊழியர்கள் ஜ ஜபிக்கலாம் நல்லது ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணாமல் இருக்கக்கூடாது நீங்களும் ஜெபம் பண்ணி ஊழியக்காரங்களும் ஜெபம் பண்ணாங்கன்னா அது பவர்ஃபுல் ஐ மீன் அந்த பாஸ்டர் ஃபோன் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா கேள்வி நீங்கள் முட்டி போடுறீங்களா நீங்கள் முட்டி போடுறதெல்லாம் கஷ்டம் ஏன்னா நம்ம இங்கே அயர்லாண்ட்லலாம் எனக்கு தெரிஞ்ச எல்லாம் பெட்டில் வந்து நல்லா உக்காந்து ஜோம் பண்ணுறது ஒரு பெரிய மேலான பரிசுத்தவான்களாய் நம்ம நினைக்கிறோம் டெய்லி மேலான பரிசுத்தவான் நான் பெட்டில் நல்லா பிளாங்கெட்டெல்லாம் போத்திக்கிட்டு பண்ணுறது ப்ரைஸ்லாம் அப்போ முட்டி போட்டு ஜோம் பண்ணா எவ்வளோ வல்லமை எவ்வளோ அற்புதம் ஹலோ லூயா ஆண்டவருக்கு ஆண்டவர் விரும்புகிறாரு you and God alone you and God alone எத்தனை எத்தனை டைம் கொடுத்துருக்கீங்க இந்த வாரம் எத்தனை பேர் அவ்வளோ you and God alone time எத்தனை இருந்திருக்கு நானும் தேவனும் மட்டும் இந்த வாரம் எவ்வளோ எவ்வளோ கொடுத்துருக்கீங்களா நிறைய பேர் கையை தூக்கலை பாருங்கள் ப்ரைஸ் எல்லாம் ஹலோ லூயா அதுதான் மலையின் அனுபவம் தட் இஸ் மவுண்டைன் எக்ஸ்பீரியன்ஸ் அலலூயா அதுதான் மலையின் அனுபவம் அலலூயா ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கத்தர் அலலூயா உயர் மலைகளுக்கு நேராக கொண்டு போகும்போது என்ன தெரியுமா நடக்கும் இந்த பிரசனத்தில் இந்த மலையின் அனுபவத்தில் வாழ்கிறவங்களுக்கு ஒரு காரியம் தானாக வரும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதுதான் ம அது அது ஒரு மலை இருக்குது அந்த மலைக்கு பேர் என்ன மறுரூப மலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷரில் கொண்டு கொண்டு மேத்யூ செவன்டீன் மத்திய எழுந்த சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனமும் ரெண்டாம் வசனமும் படி ஆமீன் ரெண்டு ரெண்டு ஓகே வெண்மை ஆயிடுச்சு ப்ரைஸ் இல்லாட் அலலூயா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அலலூயா there is two parts transformation and transfiguration ரெண்டும் ஒன்றும் இல்லை கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது மறுரூபம் ஆகாமல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபிகரேஷன் ஆக முடியாது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகாமல் ட்ரான்ஸ்ஃபிகரேஷன் ஆக முடியாது ஐ மீன் மறுரூபம் transformation is here transfiguration is old வெளியவே தெரியும் you can see the countenance இந்த ஃபேஸ் இட் செல்ஃப் மோசையினுடைய முகத்தை ஜனங்கள் பார்க்கக்கூடாது இந்த Exodus thirty one thirty four thirty five யாத்திரையாகும் முப்பத்தி நான்கு முப்பத்தஞ்சு மீன் அப்போது தேவ பிரசனத்தில் mountain experience is a presence of God manifesting experience அல்ல தேவ பிரசனம் பிரத்யட்சமாய் வெளிப்படுகிற ஒரு இடம் மலையின் அனுபவம் இந்த மலையின் அனுபவத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் தானாக என்ன நடக்கும்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் அல்ல லூயா மறுரூபம் தானாக வந்துடும் ஆண்டவர் மலைக்கு கூப்பிட்டு போனார் கூப்பிட்டு போனால் என்ன நடந்துச்சுங்க மறுரூபமானார் ஏசு கிறிஸ்துவே மலைக்கு தான் போயிருக்குது அவர் நினச்சா கீழே ஜோம் பண்ணியிருக்கலாம் அவர் நினச்சா பெட்லேயே ஜோம் பண்ணியிருக்கலாம் அவர் எங்கே போய் ஜோம் பண்ணாருங்க ஏசு கிறிஸ்து புதிய ஏற்பாடு தான் புதிய ஏற்பாட்லேயும் மலை நாங்கள் டப்ளினில் இப்போ இங்கேயும் பண்ணலாம் நம்ம எனக்கு இங்கே தெரியாது அங்கே தெரியும் அதனால் மலையில் ஜோம் பண்ணுறாங்க இப்பயும் நடக்குது மலைகள் மலைகளில் ஜோம் மவுண்டன் ப்ரேயர்ஸ் இங்கே இப்பயும் நடக்குது நிறையா முக்கியமாக இந்த ஆஃப்ரிக்கன் சர்ச்சஸில் நிறையா பேர் இந்த மவுண்டன் ப்ரேயர்ஸ் பண்ணுறாங்க ஏன்னா நிறையா பேர் கூப்பிட்ருக்காங்க ஆஃப்ரிக்கன் பாஸ்டர்ஸ் சில பாஸ்டர்ஸ் ப்ரேயர்ஸ்லாம் அங்கே உண்டு ஸோ நாங்கள் தான் இந்த சர்ச்சில் வந்து ஒரு மவுண்டன் ப்ரேயர்ஸ் இந்த மார்ச்சில் ஏப்ரல் பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் அந்த டென்ட் வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் குட்டி குட்டி டென்ட் வாங்கிக்கோங்க எனக்கு அப்படி பா அப்படி பார்த்த ஒரு விஷ் விஷுவல் பார்த்தேன் நான் இந்த மலையில் அங்கங்கே குட்டி குட்டி டென்ட்டு போட்டு அங்கங்கே எல்லாம் கூடி ஜபம் பண்ண அவ்வளோ எவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் ஒரு வித்தியாசமான நீங்களும் வாங்கிக்கோங்க இங்கே மலையை கண்டுபிடிக்கலாம் பெல்ஃபாஸ்ட்லேயும் <laughs> மலை கண்டுபிடிக்கலாம் டப்ளினில் எனக்கு ரெண்டு மூணு இடங்கள் தெரியும் அதனால் அதை அரேஞ்ச் பண்ணுறது ஈஸி இங்கே உங்கள் உதவியோடு நம்ம அதை செய்யலாம் இங்கேயும் வைக்கலாம் இங்கேயும் மவுண்டன் ப்ரேயர் நம்ம வைக்கலாம் இங்கேயும் மலை ஜபம் நம்ம வைக்கலாம் ப்ரைஸ் எல்லாம் ஆண்டவர் பாருங்களேன் ஏன்னா இந்த இந்த இந்த மாதம் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் வந்ததுனால அதிகமாக என்னுடைய பர்சனல் தியானமே மலையை குறித்து போயிடுச்சு இந்த மலையின் அனுபவம் இந்த மலையில் என்ன ஒரு ஸ்பெஷலு இந்த மலையில் உள்ள வல்லமை அப்படின்னு போயிட்டதுனால விஷயம் இருக்குது அப்போது மலையில் ஜெபம் பண்ண ஏன்னா அவர் வார்ஃபார் இருந்த ஐயர் பிளேசஸ் சம்டைம்ஸ் சில காரியம் சிம்பாலிக்காக பண்ணணும் ஆண்டவர் சொன்னால் உங்களுடைய போராட்டம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்லை அப்படின்ட்டாரு நம்ம போராட்டம் எங்கே இருக்குது ஐயர் பிளேசஸ் அலுவலியா மேலான காரியத்தில் மேற்படியான ஒருத்தர் இருக்கிறாரு அவர் கூட தான் போராட்டம் நமக்கு அதனால் சில டைம் சிம்பாலிக்காக அந்த மவுண்டன் ப்ரேயர்ஸ்லாம் வல்லமையான ஒரு அலுவலியா ஜபமாய் அலுவலியா மாறுகிறது அப்போ அடுத்தது இந்த first thing mountain experience presence of God கர்த்த என்னை தன்னை காண்பிக்க தான் பேச அல்லையா நாம் அவரை உணர நாம் அவரோடு கூட பேச அவரை ஆராதிக்கிற பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப்பாக இருந்தது கத்தருடைய மலைன்னு சொன்னேன் அது சிறந்த அனுபவம் வல்லமையான அனுபவம் அந் அந்த அனுபவத்தில் இருக்கிறவங்களுக்கு அடுத்து அடுத்த நிலை என்னென்னா மறுரூபம் transfiguration before transfiguration there is transformation நான் டிரான்ஸ்ஃபிகர் ஆக ஆகணும் அப்படின்னா உள்ள உள்ள மாற்றம் வந்தால் தான் வெளியே என்ன பண்ணும் வெளியே மனமலர்ச்சி அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அது பொருந்தும் உள்ளக்குள்ளே வர மாற்றம் இருதயத்தில் உள்ள மாற்றம் தான் வெளியிலேயும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நான் நம்புகிறேன் ஈவன் ஃபிசிக்கலி டிஃப்ரென்ஸ் இருக்குது நான் பார்த்துருக்கேன் பயங்கரமான ட்ரக் அடிக்ட் குடிச்சிட்டு இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த கண்ட்ரியில் நம்ம ஊர்லேயும் பார்த்துருக்கேன் நிறையா பேர் பாஸ்டர்ஸ்லாம் தெரியும் மந்திரவாதிகள் பாஸ்டர்ஸாக மாறி இருக்கிறாங்க நம்ம ஊர்லேயும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அவங்கள ரெண்டு ஃபோட்டோவும் எடுத்து பாருங்கள் இப்போ கூட இருக்குது அங்கே டப்ளினில் ஒரு ஒரு ட்ராக்ஸே இருக்குது எனக்கு அந்த பாஸ்டர் தெரியும் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு தான் அவர் அவர் ட்ரக் அடிக்டாக இருந்து இப்போ பாஸ்டர் ஆகிட்டார் அவர் ட்ரக் அடிக்டாக இருக்கும்போது அவருடைய பிக்சரும் பாஸ்டர் ஆன பிறகு அவர் பிக்சரும் ஃபேஸே வேறு மாதிரி தான் இருக்குது அவராக இவர் நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா ஃபிசிக்கலாகவே டிஃப்ரென்ஸ் இருக்கும் நான் நம் நீங்கள் நம்புகிறீங்களா ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு ஃபிசிக்கலியே ஒரு ஒரு ஒரு ஷைனிங் ஒரு பிரசன்னத்தின் முகம் ஆமே லூயா அது டிரான்ஸ்ஃபிகரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கடைசியாக ஒரு டிரான்ஸ்ஃபிகரேஷன் நடக்கும்போது அதுதான் அல்டிமேட் அதுக்கு இங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த உலகத்தில் நமக்கு வேணும் மறுரூபத்தின் அனுபவம் இந்த உலகத்தின் வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்தால் கத்தர் வருவார் வில் ஆல் பீச் அல்லையா அந்த டிரான்ஸ்ஃபிகரேஷன் எக்ஸ்பீரியன்ஸு நம்ம மகிமையின் சரீரத்தை தரித்தவர்களாக அவரோடு கூட போவோம் அது ஒரு டிரான்ஸ்ஃபிகரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆனால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும் தேவ பிரசனத்தில் இருந்துட்டு இரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஜபிக்கிறேன் ஜபிக்கிறேன்னு வாங்க ரொம்ப ஒஸ்டாயினே போவாங்க <laughs> சில நிறைய பேர் எனக்கு தெரியும் பாஸ்டர் என் ஒய்ஃப் ரொம்ப நல்லா இருக்கா அந்த ப்ரேயருக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டான்னா வீட்டில் வந்தாவே பிரச்சனை பாஸ்டர் சர்ச் இல்லை வீட்டில் ஜெபம் பண்ண ஆரம்பிக்க போகிறோன்னா பிரச்சனை பாஸ்டர் ப்ரேயர்னாலே ப்ராப்ளம் நீங்கள் என்ன சொன்னீங்க ப்ரேயர்னால் பவர்ஃபுல்ன்றீங்க ப்ரேயர்னால் பிளெஸ்ஸிங்கன்றீங்க நல்லா தான் இருக்கிறாங்க எங்கள் ஒய்ஃபு ஜபம் பண்ணாலே வேறு மாதிரி ஆயிடுறாங்க அப்படின்லாம் எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது என்ன பாஸ்டர் ப்ரேயர் பண்ணால் எப்படிங்க பாஸ்டர் இருக்கணும் ஏசு எப்படி இருந்தார் இவர் சொல்லுவார் நம்மகிட்ட ஏசு எப்படி இருந்தார் பாஸ்டர் ஏசு <laughs> எப்படி இருந்தார் பாஸ்டர் ப்ரைஸ் தலோட அது அல்ல லூயா சில டைம் வந்து நம்ம வந்து ப்ரேயர் வந்து நேற்று தான் சொன்னேன் ப்ரேயர் வந்து ஆண்டவர் கேட்பார் கேட்கப்படாத ஜபங்களும் உண்டு இன்னொன்று வந்து நல்லா ஜபம் பண்ணாலும் வார்ஃபேர் உண்டு ஜபம் பண்ண முடியாதபடிக்கு தடைகள் சூழ்நிலையை பிசாசு மாற்றும் ஏன்னா அது வல்லமையான இடம் இல்லை அதான் வார் ரூம் உங்கள் மவுண்டன் தான் யுவர் வார் ரூம் உங்கள் பிளேஸ் ஆஃப் ப்ரேயர் தான் உங்கள் வார் ரூம் அப்படியா அதுதான் நம்ம சண்டை போடுற இடம் நம்ம பக்கத்து வீட்டிலலாம் சண்டை போடக்கூடாது முட்டி போட்டு சண்டை போடணும் நிறையா டைம் நம்ம அதை மாற்றி செஞ்சிடறோம் என்னுடைய சண்டை பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கத்து வீட்டுக்காரங்க கூட வேலை செய்கிறவங்க அவங்க இவங்கன்னு இருக்குது சண்டை எங்கே போடணும்னா முட்டி போட்டு மலையில் தான் சண்டை போடணும் ஆமே உங்களுடைய வார் ரூம் ப்ரேயர் ஆனால் அந்த வார் வார்னு வந்துட்டாலே ரெண்டு இருக்குது ஒன்று வெற்றி இன்னொன்று எந்த யுத்தத்துக்கும் ரெண்டு ரிசல்ட் இருக்கு இல்லையா யுத் வெற்றி தோல்வி வெற்றி தோல்வி ஆனால் ஜபத்தின் வார் ரூமுக்கு ரிசல்ட் முன்னாடியே வெற்றி மட்டும்தான் தோல்வி கிடையாது இந்த வார் ரூமில் நீங்கள் முட்டி போட்டிங்கன்னா ரிசல்ட் முன்னாடியே சொல்லிடலாம் prayer brings victory no failures no failures no failures அதுலூயா இதுதாங்க இந்த உயர்ந்த அனுபவம் நீ ஆண்டவர் சொன்னார் இந்த அனுபவத்தை குறித்து இன்றைக்கி பேசு நிறையா பேசுகிறோம் நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது குறித்து பேசுகிறோம் நம்மளை உயர்த்துறதை குறித்து பேசுகிறோம் அதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தைகள் தான் ஆனால் இன்றைக்கி ஆவிக்குரிய அனுபவத்தை மாத்திரமே பேச கத்தர் என்னை ஏவினார் இதை கொஞ்சம் ஜனங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை எனக்குன்றார் நம்மளுடைய கவலைகள் நம்மளுடைய ப்ரையாரிட்டிலாம் ஆண்டவருக்கு ஒன்றுமே இல்லை அதை குறித்து அதிகமாக நாம் பேசுவதை காட்டிலும் ஸ்பிரிச்சுவல் காரியத்தை சாதிக்க முடிகிற காரியத்தை அலலுயா பேசுவது தியானிப்பது ரொம்ப அவசியம் உயர்ந்த மலையின் அனுபவம் இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அலலுயா first manifestation of the presence of God ரெண்டாவது when you are in the manifestation of the presence of God you will transform அல்ல லூயா then eventually there will be transfiguration transformation இருந்துச்சுன்னா டிரான்ஸ்ஃபிகரேஷன் கட்டாயமாக நடக்கும் மோஸ்டே இவனுடைய முகத்தை யாராலும் பார்க்கவே முடியல மோஸ்டையின் முகத்தை யாராலும் பார்க்கவே முடியல ஏசு கிறிஸ்துவின் முகம் சூரியனை எப்படி எப்படி இருந்துச்சா சூரியனை போல பிரகாசித்தான் அப்போது உங்களுடைய நெக்ஸ்ட் வீக் உங்களெல்லாம் பார்ப்பேன் இந்த லைட்டெல்லாம் எடுத்துடணும் <laughs> இந்த லைட்டெல்லாம் யாரும் வைக்கக்கூடாது நெக்ஸ்ட் வீக் நீங்கள் வந்து ஒரு உங்கள் வீட்டில் ஒரு அறையை அல்ல இல்லை இடத்தை உண்டு பண்ணி ஜெபம் பண்ணிட்டு வாங்க லைட்டெல்லாம் எடுத்துடலாம் ஏன்னா உங்கள் முகங்களெல்லாம் பிரகாசிக்கும் ஏன்னா <laughs> இந்த வீக்கு வந்து லைவ் ரொம்ப பிரகாசமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ப்ரைஸ் எல்லாம் அலலூயா அப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் கத்தர் விரும்ப மலையில் தான் அது நடக்கும் மலையில் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மலையில் தான் டிரான்ஸ்ஃபிகரேஷன் மலையில் தான் டிரான்ஸ்ஃபிகரேஷன் அலலூயா மலையில் ப்ரெசன்ஸ் மாத்திரம் இல்லை there is provision also I mean உங்களுக்கு பிடிச்சது கொஞ்சம் சொல்கிறேன் மலையில் there is not only a pro presence there is provision provision also எடுத்தவங்க படிக்கலாம் Genesis twenty two two then twenty two fourteen ஆண்டவர் சொன்னால் மலைக்கு மலையில் வந்து உன் பிள்ளைய பலி கொடு அப்படின்னு அப்படின்னு கேட்குறேன் ஐ மீன் மலையில் தான் நம்மளுடைய இஷ்டத்தெல்லாம் கொடுக்குற இடம் எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க are willing to give up something for God I mean I willing to give up something for God சில இது நமக்குலாம் பிடிக்கும் பாருங்கள் விட்டுருப்பா இன்ஸ்டாகிராம் என்ன விட்டுருவீங்களா இன்ஸ்டாவை விட்டுருப்பா இன்ஸ்டா தப்புன்னு சொல்லலை சர்ச்சுக்கு இன்ஸ்டா பேஜ்லாம் இருக்குது இந்த நாட் இந்த நாட்களில் அதெல்லாம் தேவைப்படுகிறது நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் எது உங்களுக்கு க்ளோஸோ எது உங்களுக்கு க்ளோஸோ ஆண்டவர் சொல்கிறார் அப்போ ஆபர்காமுக்கு க்ளோஸ் வந்து ஐசக் தான் நான் யோசித்து பார்த்தேன் தவமாய் பெற்ற பிள்ளை நூறு வருஷம் காத்திருந்து ஒரு குழந்தைய பெற்று நான் நம்ம நம்மளாம் தான் என்ன பண்ணியிருப்போம் உன் ஏக சுதனை பலியிடுனா போயான்ருப்போம் <laughs> இப்படி ஒரு கடவுள் நம்பிக்கையே விட்டுருப்போம் ஆஸ்தி நாஸ்திகனாக மாறிட்டுருப்போம் கடவுள் ஏத்திஸ்டாக மாறிட்டுருப்போம் ஏஸ் ஏத்திஸ்டாக மாறிட்டுருப்போம் நம்மளாம் ஆனால் ஆபரகம் பாருங்கள் கேட்டு ரியாக்டே பண்ணல கீழ் வேறு கீழ்படுகிறார் வேறு ரியாக்ட் பண்ணாமல் இருந்தாலே பெரிய விஷயம் கஷ்டப்பட்டு நூறு வயசு காத்திருந்து ஒரு பிள்ளையை பெற்று பார்த்துருக்கேன் அந்த பிள்ளையை போய் கேட்குறீங்களே சொல்கிறார் மலைக்கு வான்ட்டார் இல்லையா மவுண்டைன் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள் சாக்ரிஃபிஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ மீன் மவுண்டனில் you should sacrifice are you ready to sacrifice சில காரியங்களில் நான் ஆண்டவருக்காக விட முடியும் மலையில் ஆண்டவர் கூப்பிடுறாரு உன் ஏக சுதனம் பலியிடு மலையில் வந்து இன்றைக்கி ஆண்டவர் நம்மளோட பேசட்டும் சில காரியங்களை you should give up something for God ஏன் சொல்லுங்கள் உங்களை வருத்துவதுக்கு என்றைக்குமே ஆண்டவருக்கு விருப்பம் இல்லைங்க நான் அப்படி பிரசங்கிக்கிறதும் இல்லை கர்த்தர் உங்களை உடைப்பார் வருத்துவார்லாம் ஆனால் ஆவிக்குரிய அனுபவத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்குது சாக்ரிஃபைஸ் இல்லாமல் சாக்ரிஃபைஸ் இல்லாமல் காரியம் இல்லை எதுக்காக சாக்ரிஃபைஸ்னால் என்னை ஆசீர்வதிக்கவே கத்தர் என்னை சாக்ரிஃபைஸ் பண்ண வைக்கிறார் அது உனக்கு நல்லதில்லை மகனே உன் ஆத்மாவுக்கு அது நல்லதில்லை எனக்கு நல்லதில்லை அதனால் அந்த பாதையை கர்த்தர் என்னை தெரிந்து கொள்ள வைக்கிறார் விடுவியா can you give up something அந்த மவுண்டெயின் ஆண்டவர் பேசட்டும் உங்களோட கூட மலையில் சில காரியத்தை விடணும் மலையில் சில காரியத்தை தகனமாக கடத்தணும் பலிபீடத்தில் அதுதான் அல்ல லூயா மலையின் அனுபவம் பாருங்கள் மலை என்ன சாதாரணமாக பார்த்துட்டோம் நம்ம ஆமீன் ஆவிக்குரிய அனுபவம் அல்ல லூயா அது ஆழமானது அது ஆழமானது ஆண்டவர் கூப்பிட்டார் அப்புறங்க அவன் மலைக்கு ஏறி வாப்பா உன் பையனை எனக்கு பலியிடு அப்படின்னா உனக்கு இஷ்டமானதை க்ளோஸ் அட் யூர் ஹார்ட் எது ஐசக்கை தவிர ஆபிரகாமுக்கு எது க்ளோஸராக இருந்திருக்க முடியும் ஐசக் தான் க்ளோஸ் அட் யோர் ஹார்ட் நீங்கள் விடுவீங்களா மலையின் அனுபவம் அதுவும் sacrifice sacrifice something for God அல்ல கத்தர் பேர் சில பேர் ஃபார்ட்டி டேஸில் அதெல்லாம் விடுவாங்க நல்லது அது ஒரு டிசிப்ளின் தான் but is not gonna add anything அது ஒரு நல்ல காரியம் தான் உபவாசங்கள் அப்படி இருக்கலாம் ஆனால் எப்பொழுதுமே கத்தருக்காக விடுவது இதை நான் எப்போவுமே செய்யவே மாட்டேன் நாற்பது நாள் மட்டும் இல்லை அது நிறைய பேர் பண்ணுறாங்க கிறிஸ்தவ நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட இப்படி விரதங்கள் இருப்பது உண்டு ஆனால் எப்போவுமே நான் செய்ய மாட்டேன்ப்பா உமக்கு பிரியம் இல்லாததை நான் தகனமாக வைக்கிறேன் I want give up something for God அலலுயா மவுண்டன் எக்ஸ்பீரியன்ஸ் மவுண்டன் எக்ஸ்பீரியன்ஸ் அலலுயா அது மலையின் அனுபவம் அது மலையின் அனுபவம் அப்படி பண்ணிங்கன்னா ப்ரொவிஷன் ஆஃப் காட் அலலுயா கா அதுக்கப்புறமா தான் ஆண்டவர் சொல்கிறாரு அது வந்து ஆண்டவர் கேட்டு மலைக்கு கூப்பிட்டு பிள்ளையை தகனமாக கொடுக்க வச்சு அவனை டெஸ்ட் பண்ணி அலலுயா பின்பு பதினாலில் ஆபிரகாம் அந்த இடத்துக்கு அந்த இடத்த எப்படி பார்க்குறாரு பாருங்கள் ஆமே நல்ல what a powerful word it is அலலுயா பக்கத்தில் இருக்கவங்களை தட்டி சொல்லுங்கள் பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் அலலுயா ஆமீன் ப்ரைஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த வார்த்தை எப்படி போட்டிருக்கு மலை அடிவாரத்தில் இல்லைங்க மலையில் ஆமே லூயா மலையில் பார்த்து கொள்ளப்படும் எகோவாயின்னு பேர் வைக்கலாம் ஜெகவா ஜாயரே ஹலலூயா ம பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் இந்த அனுபவத்தோடு ஸ்டார்ட் பண்ணானா அந்த அந்த வசனத்தை மட்டும் பிடிச்சிடக்கூடாது you'll see God you'll hear God you'll feel God you'll worship God I transform I transfigure லூயா and I am ready to sacrifice something அப்புறமா தான் இந்த அனுபவம் வந்துச்சு அதுக்கப்புறமா தான் சொல்கிறான் பர்வதத்தில் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டான் அவன் மலை என்ன சாக்ரிஃபைஸ்ன்னு நினச்சிட்டு வந்திருப்பான் வரும்போது ஆனால் என்ன தான் அவனுக்கு மனசு இருந்தாலும் மனசில் திக்கு திக்குன்னு இருந்திருக்கும்ல ஆண்டவருக்கு கீழ்ப்பிடிஞ்சு தான் வந்திருப்பான் இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு க சங்கடம் எல்லாம் எல்லாமே இருந்திருக்கும் தன் பிள்ளையை பலி கொடுக்க போகிறோமேன்னு ஆனால் அவன் விசுவாசத்தினால் அதை ஜெயித்தான் ஏன்னா அவன் சொல்கிறான் கீழே இருக்கும்போதே சொல்கிறான் நானும் பிள்ளையாண்டானும் மலையில் போய் ஆண்டவரை ஆராதிச்சுட்டு திரும்ப வரு வருவோம் அப்படின்ற ஆமீன் அல்ல அவன் விசுவாசத்தை பாருங்கள் ஆமீன் விசுவாசத்தை பாருங்கள் ப்ரைஸ் எல்லாம் லூயா அதே மலையில் கத்த சொன்னார் அப்பா நான் எல்லாத்தையும் பார்த்துப்பேன் ஆமீன் கத்த காட்சி அளிக்கிறார் அவனுக்காக ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்ட லூயா ஒரு பலி ஆடு அங்கே இருந்துச்சு அவனுக்காக ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு ரேம் அங்கே இருந்துச்சு there was a ram prepared for the sacrifice ஆமீன் அலலூயா மலையின் அனுபவம் என்பது கத்தர் பார்த்து கொள்கிற இடம் நீங்கள் அதுக்கு போனால் தான் நீங்கள் கவலை மறப்பீங்க அதுக்கு போகிற வரைக்கும் மற்றதெல்லாம் அவங்க மைண்டில் இருந்துக்கினே இருக்கும் இது நான் எப்படி செய்வேன் பிள்ளைங்களுக்கு இதை எப்படி பண்ணுவேன் அதை எப்படி பண்ணுவேன் அதனால தான் சொல்கிறேன் நம்ம வீட்டில் மழை இருந்தால் தான் மற்ற எந்தெந்த காரியத்துக்கெலாம் நீங்கள் கவலைப்பட்டிருக்கீங்களோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை பருவதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்பட முடியும் என்கின்ற முடிவுக்கு மழையின் அனுபவம் இருந்தால் தான் நீங்கள் வர முடியும் மலைக்கே மலையே ஏறலைன்னா நீங்கள் மலை ஏர் பண்ணீங்க ஆமாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட சொல்லுங்கள் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுங்கள் மலை ஏறு மலை ஏறு hello claim your mountain claim your mountain today claim your mountain today hello லூயா மலையின் அனுபவத்தில் இவ்வளோ பார்த்த பிறகு தான் புரிஞ்சுக்கிட்டான் ஆபிரகாம் பா நம்ம ஒன்று ஒன்றுத்துக்கு நான் ஒரி பண்ண வேண்டாம் அழகாக போட்டிருக்கு எல்லாம் போட்டிருக்கா அதில் பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் மலை லூயா பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் இட் ஷால் பி இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்கு இங்கிலீஷில் ஒருத்தங்க படிங்களேன் இட் ஷால் பி டன்னா ஷால் பி சீனா இட் ஷால் பி சீன் எல்லாம் பார்த்துப்பார் ஆண்டவர் ஐ மீன் பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் இந்த முடிவுக்கு எப்போ வருவோன்னா மலையின் அனுபவம் இருந்தால் தான் கவலை இல்லாத ஒரு கிறிஸ்டியனாக நான் வாழ முடியும் ஏன்னா அப்போ தான் தெரியும் மவுண்டனில் கத்தர் பார்த்து பார்ப்பா எல்லாத்தையும் சின்ன தேவையோ பெரிய தேவையோ பலவீனமோ ஏதோ ஒன்று இந்த உலக வாழ்க்கையில் பல காரியம் நம்மளை சூழ்ந்து நிற்க தான் செய்யுது எல்லாத்தையும் கத்தர் பார்த்துப்பார் என்கின்ற ஒரு நிச்சயம் நம்பிக்கை எப்போ வரும்னா பர்வதத்தில் அல்ல பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் நீங்கள் கத்த நம்மோடு கூட பேசுகிறார் அது மாத்திரமல்ல I don't stop with the presence manifest ஆனால் ப்ரொவிஷனை மாத்திரம் காண்பிக்காது அல்ல லூயா it will also gives us protection I mean presence ப்ரொவிஷனோடு நிற்கிறது இல்லை அல்ல லூயா ஆண்டவர் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண விரும்புகிறார் it's a place of protection ரெண்டு ராஜாக்கள் ஆறு பதினேழு ரெண்டு ராஜாக்கள் ஆறு பதினேழு ஆமே நலலூயா சுற்றி பிரச்சனை வந்து நிற்கிது சீரிய இராணுவம் பலத்த இராணுவத்தை சீனியர் சீரிய இராணுவம் ராஜா எலிசாவுக்கு விரோதமாக அனுப்புகிறான் மலையை சுற்றி சூழ்ந்துக்கிட்டாங்க வேலைக்காரன் வந்து சொல்கிறான் வேலைக்காரன் வந்து சொல்கிறான் நம்மளை சுற்றி சூழ்ந்துக்கிட்டான் முடிஞ்சது கதை அப்படின்னு சொல்கிறான் முடிஞ்சது கதை உடனே ஒரு ஜபம் பண்ணுறாரு இவன் கண்களை திறந்தருளும் கண்ணை திறந்தோடனே தான் தெரியுது மலையை சுற்றிலும் என்ன இருந்துச்சான் சாரியட்ஸ் ஆஃப் ஃபயர் அலலூயா அக்னி மயமான ரதங்கள் அல்லலூயா மலையை சுற்றிலும் இருப்பதை வேலைக்காரன் கண்கள் கண்டது நான் சொல்கிறேன் மலைக்கு போனால் தான் தெரியும் உங்களுக்கு கண் திறக்கும் ஆமின்னு சொல்லுங்கள் மலையின் அனுபவம் இல்லைன்னா கண் திறக்காது அல்லையா அந்த மலை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் ஆண்டவர் கண்களை திறப்பாராக கண்களை திறந்து பார்த்தா தெரியும் எவ்வளோ ஒரு ப்ரொடக்ஷன் எனக்கு ஒரு சின்ன டிவைஸை நம்புகிறோமே வீட்டில் போட்டோம் இதெல்லாம் போட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றோம் இல்லை சேஃப்டி டிவைஸ் எல்லாம் போட்டோம் செக்யூரிட்டி போட்டோம் எல்லாம் பார்த்துப்போம் கேமராவில் அதில் லூயா உங்களுக்கு வேறு ஒரு கண் திறந்தால் தான் தெரியும் எவ்வளோ ஒரு ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்குது மலையில் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொடக்ஷன்லாம் ஒன்றும் இல்லை அக்னிமயமான ரதங்களை மலையை சுற்றிலும் கத்த நிறுத்தினார் அது அல்லவா ப்ரொடக்ஷன் லூயா எதுவுமே நெருங்க முடியாது எதுவுமே உங்களை நெருங்க முடியாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு நேரிடாது எப்போங்க லூயா இந்த ப்ரொடெக்ஷனை உங்கள் கண்ணு பார்க்கணும் எங்கே உங்கள் கண்ணு பார்க்கணும் மலையில் தான் பார்க்கணும் மலையில் போகலன்னா அவங்க கண்ணு திறக்கப்படாது மலையில் தான் கண்ணு திறப்பார் ஆண்டவர் அலலுயா then you'll see the protection of God it starts it's presence மலையின் அனுபவம் பிரசன்னத்தில் ஆரம்பிக்கிறது அந்த அனுபவத்தை முதல்ல ஆரம்பிச்சிங்கன்னா then you'll know the provision முதல்லையே ப்ரொவிஷன் ப்ரொவிஷன் போயிடக்கூடாது ப்ரெசன்ஸை அலலுயா அனுபவித்து ப்ரெசன்ஸில் ஸ்டார்ட் பண்ண பிறகு தான் தெரியும் அப்பா ப்ரொவிஷன் இங்கே இருக்குதுப்பா அதில் அதோடு முடியாது தர் இஸ் ப்ரொடக்ஷன் ஆல்சோ அலலுயா மலையில் மோசையினுடைய கையை ஆரோனும் ஊரும் பிடிச்சிருந்தாங்க இந்த கை உயர்ந்திருக்கும் போது தான் இஸ்ரேவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க இஸ்ரேவேல் தேசத்தார் அவங்க மேற்கொண்டாங்க எதிரிகளை அலலூயா நான் சொல்கிறேன் மலையின் அனுபவம் அலலூயா உங்களை மேற்கொள்ள வைக்கும் அலலூயா மலையில் உங்கள் கை உயர்ந்தால் உங்கள் காரியத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்க ஆமின்னு சொல்லுங்கள் அப்படி தானேங்க மலையில் மோசையோட கை உயர்ந்திருக்கும் பொழுது இஸ்ரவேல் மேற்கொண்டார்கள் அவன் கை தாழ போகும்போது அமலேக்கியர் மேற்கொண்டார்கள் ஆமே அலலுயா மலையின் அனுபவம் இன்னொரு அனுபவம் உங்கள் கைகள் அலலுயா உயர்ந்து மலையில் இருந்தால் you will be a conqueror you will overcome அலலுயா யூ வில் பி விக்டோரியஸ் ஆமீன் அலலுயா ஒரு பாதுகாப்பும் உண்டு ஒரு ஜெயமும் மலையின் அனுபவத்தில் உண்டு ஆமீன் சொல்கிறீங்களா எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க இன்னும் நிறையா இருக்குது ஒரு மூணு சி இருக்குது சொல்லிட்டா முடிச்சுட்டோம் ப்ரைஸ் அடலூயா ப்ரைஸ் அடலூயா கர்த்தர் அலலூயா கர்த்தர் மூணு ஆறு இருக்குது மூணு சி இருக்குது எது வேணும் உங்களுக்கு எந்த ஆல்ஃபபேட் வேணும் ப்ரைஸ் லார்ட் ஆர் வேணுமா சரி ஓகே சொல்லிடுறேன் ப்ரைஸ் லார்ட் அல்ல அடுத்து மலையின் அனுபவம் என்பது என்ன ஜெனிசிஸ் எயிட் ஃபோர் ஆமே இந்த கதை உங்களுக்கு தெரியும் இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும் நோவா கத்தர் ஜலத்தினால் உலகத்தை அழித்தார் அஞ்சு நிமிஷத்தில் பத்து நிமிஷத்தில் முடிச்சிடறேன் ஆமீன் முடிச்சிடறேன் கத்தர் ஜலத்தினால் உலகத்தை அழித்தார் ஜலத்தினால் உலகத்தை கத்தர் அழித்தார் ஆமீன் எல்லாமே அழிஞ்சு போச்சு அப்படி தானேங்க ஜலத்தினால உலகமே அழிஞ்சு போச்சு ஆண்டோடைய பிளானே இந்த பேழைக்குள் போகிறது தான் வச்சு தான் என்ன பண்ண போகிறார் ஆண்டவர் is going to bring life to the world மலையின் அனுபவம் it will reproduce life I mean முதல் ஆர் அலலூயா life will be reproduced I mean முதல் ஆர் அலலூயா மலையின் அனுபவம் பிரசன்னம் அலலூயா ப்ரொவிஷன் ப்ரொடெக்ஷன் அலலூயா இதெல்லாம் மலையின் அனுபவம் அலலூயா அதோடு முடிந்து போகவில்லை there are some other things also மலையின் அனுபவம் வேத வேதம் சொல்லுகிறது அந்த பேடை தான் it is going to reproduce life I mean ஆண்டுடைய திட்டமே என்னென்னா இந்த பேழை மலையின் மீது நிற்க வைத்தார் அந்த மலையிலேருந்து தான் லைஃபே ப்ரொடியூஸ் ஆச்சு அது ஆண்டர் ஃபஸ்ட்டு க்ரியேஷனுக்கு ஆன பிறகு இங்கே ப்ரொடியூஸ் ஆகிறதுனால இது ரீப்ரொடியூஸ் இது புரியுதுங்களா க்ரியேஷன் கிடையாது மலையில் நடந்தது என்னதுங்க it's not creation reproduction I mean reproduce இல்லையா ரீப்ரொடியூஸ் அல்லையா ஆண்டுடைய திட்டமே அதுதான் இந்த பேழையை கரெக்டாக அராரத் மலையில் கொண்டு வந்து கற்று நிறுத்தினான் அந்த மலை இப்போயும் டர்க்கி பக்கத்தில் இருக்குது சரிங்களா டர்க்கி பக்கத்தில் கரெக்டாக எல்லா பார்டர்கிட்டையும் இருக்குது அந்த அந்த மலை இப்பயும் இருக்குது ஹிஸ்டாரிக்கலி அந்த பிளேஸ் இஸ் தேர் டர்க்கி அதுக்கப்புறம் என்னது ஈ ஈராக் ஈரான் இது இதெல்லாம் இந்த இடத்துலலாம் அந்த மலை இருக்குது இப்போ இருக்குது ஸோ அந்த மலையில் தான் அந்த பேழை நின்றது அங்கே தான் ஆறு ரீப்ரொடியூஸ் லைஃப் அலலுயா ஜீவன் இல்லாத இடத்துல ஒரு ரீப்ரொடக்ஷனை கற்று கொடுப்பாராங்க அலலுயா இந்த மலையில் தாங்க ரீப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு ஐ மீன் கத்தர் அலலுயா திட்டம் வைத்ததே life will be reproduced in this mountain Mount Ararat அல்லையா மவுண்ட் அராரத் அலலுயா அந்த மலையில் கத்தல் இல்லையா ஜீவனை கொடுத்தார் ஜீவனை மறுபடியுமாய் திரும்ப கொடுத்தார் நெக்ஸ்ட் ஆறு ரெஸ்டோரேஷன் ஐ மீன் அந்த மலையில் அடுத்த ஆறு நாங்கள் ரீப்ரொடியூஸ் லைஃப் ரீப்ரொடியூஸ்ட் அல்லையா செகண்டு ரெஸ்டோரேஷன் முழு உலகத்துக்கும் ரெஸ்டோரேஷன் அந்த மலையில் தான் ஆரம்பிச்சது அராரத் மலையில் தாங்க முழு உலகத்துக்கும் ரெஸ்டோரேஷன் கத்தை திரும்ப உலகத்தை அலலூயா உண்டாக்க அலலூயா சீரமைக்க அந்த மலையிலிருந்து தான் பிகினிங் பாயிண்ட் அந்த மலை தான் அது காட்டு மிருகங்களிலிருந்து ஊறும் பிராணிகளிலிருந்து மனிதர்கள் வரைக்கும் ஐ மீன் அந்த மலையில் தான் திரும்ப அலலுயா கத்தர் அல்லையோ ரெஸ்டோரேஷனை ஆண்டவர் சொல்கிறார் இனி நான் என்ன பண்ண மாட்டேன் அழிக்க மாட்டேன்ப்பா வானவில் வானவில்லை பார்க்கும்போதெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் restoration it's a covenant of God அலலுயா கத்தருடைய உடன்படிக்கை கத்தருடைய உடன்படிக்கை எங்கே வந்துச்சு மலை மேலே எங்கே வந்துச்சுங்க அராரத் மலையை தான் எங்கே வந்துச்சு உடன்படிக்கை வானவில் எங்கே தோன்றுச்சு அவங்க வெளியே வந்தோடனே கத்தர் வானவில் உண்டு பண்ணி சொன்னார் நான் அவங்க உடன்படிக்கை பண்ணேன் இதுக்கு மேலே நான் ஜலத்தினால் என்ன பண்ண மாட்டேன் அழிக்க மாட்டேன் ஆமாம் நல்ல லூயா ரெஸ்டோரேஷன் செகண்ட் ஆறு ரெஸ்டோரேஷன் மூணாவது ஆறு ரெப்ளனிஷ் ஐ மீன் ரெப்ளனிஷ் அலலுயா பழுகி பெருகி அலலுயா நிரப்பத்தக்கதாய் ஆமீன் அலலூயா can we are stand our feet அலலூயா can we are stand our feet praise aloud thank you Jesus இன்றைக்கி கத்தர் பேசுகிறார் உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருந்தபோது ஓபேத் ஏதோமை கத்தர் ஆசீர்வதித்தார் அந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும் த்ரீ மந்த்ஸ் தான் இருந்துச்சு மூன்று மாதம் தான் இருந்துச்சு மூன்று மாதம் தான் இருந்துச்சு மூன்று மாதம் தான் இருந்துச்சு God blessed Obed Edom house for three months நான் சொல்கிறேன் அதே போல் இந்த மலையின் அனுபவம் இந்த மலை உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் வீட்லேயும் இருந்தால் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே ஏன்னா அதுவும் பிரசனம் இதுவும் பிரசனம் ஏன் கத்தருடைய பெட்டி எதுக்காக ஓபே தேதம் ஆசீர்வதிக்கப்பட்டான் கத்தருடைய பெட்டி இருந்ததுனால ஆசீர்வதிக்கப்பட்டான் கத்தருடைய பெட்டி இருந்ததுனால ஆசீர்வதிக்கப்பட்டான் ஆமேன் கத்தருடைய பெட்டி இருந்ததுனால ஆசீர்வதிக்கப்பட்டான் இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் இந்த மலை இருந்தால் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அலலூயா ப்ரெசன்ஸ் ப்ரொவிஷன் ப்ரொடெக்ஷன் அலலூயா oh reproduce restore and replenish thank you Lord ஹalleluya thank you Jesus hallelujah praise the one who set me free hallelujah Death has lost its grip on me. You have broken every chain. There's salvation in your name, Jesus Christ, my living hope. Jesus Christ, Jesus Christ, my living. Hope. One more time, we say Jesus. Jesus Christ, my living எல்லா கையை உயர்த்தி Hallelujah. Praise the one who set me free. Hallelujah. Death has lost its grip on me. You have broken every chain. There's salvation in your name, Jesus Christ. living hope. Oh, we say it again. Jesus Christ, my living Oh, can we come back one, once more? Hallelujah. Jesus Christ, my living hope. Hallelujah. Hallelujah. Praise the one who set me free. Hallelujah death has lost its grip on me. You have broken every chain. There's salvation in your name, Jesus Christ, my living hope. Amen. Jesus Christ, my living hope. We sing it again, Jesus Christ, Jesus Christ, my living Oh, glory, Jesus. Jesus Christ, my living. One more last time, hallelujah. Hallelujah. Praise the one who set me free. Hallelujah. Death has lost its grip on me. You have broken every chain. There's salvation in your name, Jesus Christ, my Lord. Jesus Christ, my living hope. Jesus Christ, my living hope. Thank you, Jesus. அப்பா வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் முற்றிலுமாக எங்களை ஒப்பு கொடுக்குறோம் இந்த மலையின் அனுபவத்தை நீர் எங்களுக்கு தாங்க காலேப் சொன்னார் இந்த மலை நாட்டை எங்களுக்கு தாங்கன்னாரு இன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்கப்பா Lord, we want this mountain experience. Lord we want this mountain experience Lord we want this higher place experience இந்த உயர்ந்த ஸ்தலத்தின் அனுபவம் எனக்கு வேணும் இந்த உயர்ந்த மலையின் அனுபவம் எனக்கு வேணும்ப்பா தேங்க்யூ ஜீஸ் அப்படி ஒப்பு கொடுப்பீங்களா I want call pastor David pastor David அவர்களை முன்பாக அழைக்கிறேன் அவர் நம்ம ஜபத்தில் நடத்தி அவர்கள் ஆசீர்வாதம் கூறுவார்கள் பிரைஸ்லாம் கண்களை மூடி பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை நேசிக்கிற அன்பை கல்வாரி சிலுவையில் வெளிப்படுத்தின அந்த அன்பின் தேவனுடைய வார்த்தைகளை நாளில் கேட்டிருக்கிறோம் மெய்யாகவே தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார் பேசியிருக்கிறார் இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மழையின் அனுபவத்திலே அந்த அனுபவம் நம்முடைய வாழ்வில் தேவை ஆண்டவரே உம்மை போல எங்களை மாற்றுங்க ஆண்டவரே பிதாவை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் எங்களுக்கு தாரும் சுவாமி உம்மை போல எங்களை மாற்றுங்க ஆண்டவரே கெச்சமனை தோட்டத்தை நாங்கள் நினைவு கூறும்படியாக கொல்கதா மலையை நாங்கள் நினைவு கூறும்படியாக பிதாவாகிய தேவனே நீ எங்களை மாற்றும் ஆண்டவரே பரிசுத்தமும் கிருபையும் இறக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை படைத்த எங்கள் பிதாவே கத்ரா இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அந்த கல்வாரி சிலுவையின் பாடுகளின் வாயிலாக கல்வாரி சிலுவையின் மரணத்தின் வாயிலாக அண்டவரே நம்முடைய தேவ அன்பை வெளிப்படுத்தி தேவ அன்பினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ரட்சித்து மீட்டெடுத்து உடைய பிள்ளைகளாய் எங்களை மாற்றி வைத்திருக்க கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இரக்கமில்லை பிதாவ இயேசுவி நாமத்தில் அண்டவரே உம்மை போல அண்டவரை நாங்கள் ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் மோசையை போல ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் எஸ்தரை போல அன்னாலை போல ஜெபிக்கிறவர்களாக தேசத்திற்காக அழிந்து போகின்ற தேசத்தின் மக்களுக்காக திறப்பிலே நின்று போராடி ஜெபிக்கிற அந்த கிருபைகளை நாள் தருவீராகப்பா ஜெபமே ஜீவன் ஜெபமில்லாத ஒரு வாழ்க்கை கூரை இல்லாத வீட்டிற்கு சமமாக இருப்பது போல அண்டவரே ஜபிக்கிறவர்களாக எங்களை மாற்றும் இந்த நாளில் எங்களோடு கூட பேசின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய வார்த்தைகளை கேட்டிருக்கதான நாங்கள் அண்டவரே வருகின்ற நாட்களில் ஆண்டவரே எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களா ஜெப ஆவியினால் நிரப் நிரப்பப்பட்டு ஜெப ஆவியினால் நிரம்பி ஜெபிக்க தேவ ஆவியானவர் கிருபதனுடையாய் இயேசுவி நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி இந்த நாளில் செய்தி அளித்த அருமையான பாஸ்ட் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வாலிப நாட்களில் ஆண்டவரே முழங்காலில் நின்று ஜெபித்த ஜெபத்தின் வாயிலாக இன்றைக்கு உம்முடைய பிள்ளையை கத்தர் வல்லமையாக பல இடங்களில் பயன்படுத்தி வருகிறீர்கள் ஸ்தோத்திரம் ஆம் ஆண்டவரே இந்த ஜெபாவின் அபிஷேகம் உம்முடைய தாசனுக்குள்ளே இருக்கிறபடினால் ஆண்டவரே கேட்கிற எங்களுக்குள்ளேயும் அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகம் வர நாங்கள் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக இந்த நாளில் குடி வந்திருக்கிறதானே அன்பு பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் செய்கிற வேலைகளை ஆசிர்வதிக்கிறோம் குடும்பங்களை ஆசிர்வதிக்கிறோம் போக்கையும் வரத்தையும் ஆசிர்வதிக்கிறோம் தேவனுடைய கிருபை நம்முடைய பிள்ளைகளை தாங்கும்படியாய் ஆசிர்வதிக்கிறோம் ஆண்டவரே இந்த தேசத்திலே கொண்டு வந்திருக்கீங்கப்பா ஒரு பெரிதான நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கீங்கப்பா உம்முடைய சித்தம் இல்லாமல் இந்த இடத்துல இவர்கள் வர முடியாது தேவனுடைய சித்தத்தினால் ஆண்டவரையே கொண்டு வந்துடுங்கப்பா உம்முடைய இருதயத்தின் பாரத்தை உணர்ந்து உம்முடைய பிள்ளைகள் இந்த தேசத்தின் மக்களுக்காக ஜெபிக்க வாண்டவரே ஆத்து மக்களை ஆதாயம் செய்ய ஆண்டவரே எப்படியாகிலும் உம்முடைய நாமத்தை உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்திலே மைமைப்படுத்தும்படியாய் பிதாவாகிய தேவன் கிருவை செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்றவர் தொடர்ந்து ஆசீர்வதிங்க ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க இந்த அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அன்று யோசிப்பு வாலிபனாக இருந்த நாட்களில் உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தினது போல இந்த பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் எஸ்தரோடு கூட நம்முடைய கிருபை இருந்தது போல இந்த பிள்ளைகளோடு கூட நம்முடைய கிருபை இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர் ஆசீர்வதிங்க விசேஷமாய் அருமையான பாஸ்ட் அவர்களுக்காக ஆண்டவரைய குடும்பத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆசீர்வதிங்க ஊழியங்களை ஆசீர்வதிங்க கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் ஆண்டவரே யாக்கோபு யாக்கோபை ஆண்டவரே நீர் பரம்பும்படியாய் ஆசீர்வதித்த தேவனாய் கர்த்தர் அப்படியாய் இந்த ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் செபிக்கிறோம் இறக்கமுள்ள பிதாவே நன்றியோடு துதைக்கிறோம் ஒவ்வொருவரையும் நம்முடைய அன்பான பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே முக்கு ஸ்தோத்திரம் சகல துதியும் கன மகிமையும் யாவை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய அந்யுன்ய ஐக்கியம் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக ஆமே